சிறந்த நண்பர்களாக திகழ்கின்றன வாசிப்பு பழக்கத்தை உண்டாக்கி கொள்வதன் மூலம் இன்று இளைஞர்கள் நாளை தலைவர்களாய் பரிணமிக்க முடியும் புத்தகங்களை வாசிப்பதன் வாயிலாக ஒருவரின் சிந்தனை திறன் மேலோங்கும் சொல்வளமும் கற்பனை வளமும் பெருகும் எது குறித்தும் எவரிடமும் தயக்கமின்றி பேச முடியும் உலகின் மிகச் சிறந்த அறிஞர்களில் ஒருவரான மாஜினி வாசியுங்கள் என்றார் வறுமையின் கோரப்பிடியில் சிக்கினாலும் வாசிப்பதை நிறுத்தாதவர் காரல் மார்க்ஸ் லண்டன் நூலகத்தில் இவர் படிப்பார் பசி அதிகமாகி மயக்கமடைந்து விடுவார் முகத்தில் வாசிப்பவர்கள் உலகம் முழுவதும் பறக்கின்ற பறவைகள் வாசிப்பு என்பது ஒரு பிள்ளை கருவறையில் இருக்கும் பொழுதே ஆரம்பிக்கப்பட வேண்டும் அதாவது கருவுற்ற தாய் நல்ல நூல்களை வாசிப்பதன் மூலம் பிள்ளையுடைய மூளை விருத்தை சிறப்பாக நடைபெறும் என்பது பல அறிஞர்களின் கருத்தாகும் புத்தக வாசிப்பு என்பது நம் கண்களை திறந்து வைத்துக் கொண்டே கனவு காணும் கலை புத்தகங்கள் உருவாக்கும் இந்த கலைகள் நகத்தை ஒழித்தே வைத்துள்ளது புத்தகம் இல்லாத அறை ஒரு உயிரில்லாத உடலுக்கு ஒப்பானது என்கிறார் சிசாரோ ஒரு நாள் தொடர் வண்டியில் என் பாட்டி வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தேன் நானும் என் அம்மாவும் இருந்த இடத்தில் ஒரு கிழிந்த புத்தகம் கையில் எடுத்தேன் அப்புத்தகத்தின் இறுதி பக்கத்தில் ஒரு வரி என் வாழ்க்கையை மாற்றி உந்துதல் கொடுத்தது அந்த வரிதான் கஷ்டப்படாமல் இருக்க கஷ்டப்படு என்னை முழுமான வியாக மாற்றி அமைத்தது புத்தக வாசிப்பு இல்லாத என்னை இவ்வரை மாற்றி அமைத்தது ஒரு கிழிந்த புத்தகம் என்னை மாற்றியது என்றால் எவ்வளவு அழகான புத்தகங்கள் நம்மை மகுடம் சுட்ட காத்து கொண்டிருக்கின்றன ஆக நம் சொல் வெல்ல வேண்டும் என்றால் வாரம் ஒரு ஒரு புத்தகமாவது படிப்போம் வாழ்வில் உயர்வோம் இன்று தலை குனிந்து படித்தால் நாளை தலைந்து நிமிர்ந்து வாழலாம் என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்